வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷார் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக நாம் தொடர்ந்து ஜோதிட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பதிவு செஞ்சுட்டு வரோம் அதாவது ஜோதிடம் கற்பவர்களுக்கும் எளிய நிலையில் இருப்பவர்களுக்கும் கற்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் அனைத்து வகையான வீடியோக்களையும் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்த நேரத்தில் வேலைக்கு நீங்கள் அப்ளை செஞ்சால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது அப்ளிகேஷன் போடுறது மெயில் அனுப்புறது இல்லை வந்துட்டு சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் நடக்குமாங்க எல்லாமே நேரம் அடிப்படையில் தானே நடக்குது பல நேரத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க தானாக உண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேலையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க லிங்க்டின்லேயோ இண்டியன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஜாப் சர்ச் போட்டல்லையோ ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி வா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் வரீங்களா வந்துட்டு தான் அவனு கட்டாயப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு உங்களை தேடி தானாக வரும் பல நேரங்களில் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கோம் ஒரு காலும் அல்ல பின்னப்பட்டுட்டே இருந்தேன் அதுதாங்க நேரம் ஒரு நல்ல நேரம் ஒரு சரியான நேரம் அப்படிங்கிறதுக்கு காரணமே அதுதான் சரிங்களா இது எப்படிங்க வேலை செய்யுது ஒன்று இரண்டு விஷயங்கள்ங்க நீங்கள் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் பிறந்தப்போ ஒரு ஜாதக கட்டம் இருக்கும் இல்லையா அதுதான் நீங்கள் சுமண்டு வந்த கர்மா அந்த சுமண்டு வந்த கர்மம் பிறப்பு முதல் இறப்பு வரை இறப்பு விட அந்த ஒரு டைம் அப்படி உங்கள் டசா டசாபுட்டிகள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த டசாபுட்டிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கா அது ஒரு பாயிண்ட் சரிங்களா இரண்டாவது வந்து உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராவிக்கிற பயிற்சி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இது ரெண்டாவது பாயிண்ட் சரிங்களா அடுத்தது நீங்கள் சரியான ஓரையை உபயோகப்படுத்துறீங்களா ஓரை அறிந்தவன் அவனை வெற்றி பெற முடியாது அதாவது ஓரை தெரிந்தவனிடம் பகைத்து கொள்ளாரேன்னு கூட சொல்லுவாங்க அப்போலாம் ஓரை யாரெல்லாம் திறம்பட சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இக்கட்டான காலகட்டமாக இருந்தாலுமே அவர்கள் தப்பித்து வந்து விடுவார்கள் சரிங்க இப்போ என்னங்க பண்ணிட்டு இப்போ எல்லாமே இப்போ வந்து சுயஜாதகமும் நெகட்டிவாகிடுச்சு ஆகிடுச்சு இப்போ நல்ல காலமாக இல்லை இப்போ வந்துட்டு கோச்சாரமும் நல்ல காலமாக இல்லை அதாவது ஏழரை சனியாக இருக்குது இல்லை அஷ்டம சனியாக இருக்குது இல்லை வந்துட்டு விரையச் சனியாக இருக்குது ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கே இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வழி தாங்க ஓரையை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க கோச்சார லக்கணத்தை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க பிரசன்னம் அதில் என்ன சொல்லுவோம்னா உங்கள் இப்போ இந்த இந்த நேரத்தில் வேலைக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு மணிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா ஒரு மணிக்கு என்ன ஒரு ஒரு மணிலேருந்து இரண்டு மணி இரண்டு மணி வரை ஓரைங்கிறது வந்து ஒரு மணி நேரம் அளவிட கொண்டது நான் ஓரைன்னு தனியாக ஒரு பதிவே போட்டிருக்கேன் அந்த பதிவை போய் பார்த்தீங்கன்னா ஓரை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் அந்த ஓரை சம்மந்த ஓரையை ஏன் பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் வெற்றி வரும் அப்படின்னு இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியன் என்ன ஆதிக்கம் கொண்ட நாள் அதில் ஒன்று ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை வந்து சூரிய ஓரை அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் உங்களுக்கு சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்தால் முக்கியமாக வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு இல்லை அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயங்களுக்கு இல்லை உங்களுக்கு தொழிலே ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எதிர்கிரகமாகவோ சூரியன் வலுவிழந்தோ இருக்கக்கூடாது சூரியன் நல்ல நிலை ஒரு குருவோடு சிறைய உங்கள் சுயஜாதகத்தில் இருந்து அப்படி இருந்துச்சுன்னா சூரிய ஓரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் உங்களை உங்கள் மேலே ஒருத்தர் வழக்கே தொடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சூரிய உரையை பயன்படுத்திங்கன்னா அது நீங்கள் எளிமையாக வெற்றி கொண்டு வந்து விடலாம் சுயஜாதகமும் பார்க்கணும் கோச்சாரத்துலேயும் பார்க்கணும் அடுத்தது வந்து கோச்சார லக்கணம் இப்போ இந்த டைமுக்கு ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா லக்கணம் ஒரு லக்கணம் இருக்கும் அந்த லக்கணத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோ இல்லை ஜாபு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசுகிறோ கூடாது தவிர்த்து விடுங்க அது என்னென்னா கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்காம போயிடும் அடுத்தது உங்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரங்கள் என்னங்க பூசம் அனுசம் முட்டிரத்தாரி சரிங்க அது இப்போ சனி தசை நடக்குது கேது புத்தி நடக்குது கேதுவோட நட்சத்திரங்கள் என்னங்க அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலங்கிற நட்சத்திர நாள்லேயோ பூசம் மனுஷம் முட்டிரட்டரை நாள்லேயோ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அன்னைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது என்னங்க நான் ஓரைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ எந்த ஓரையை உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நல்ல ஓரை எந்த இப்போ பொதுவாக சூரிய உரை சுக்கிர உரை புதன் உரை சந்திர உரை இதெல்லாம் பொது பலன்கள் புதன் உரையில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி உரையில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு உரையில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் இதை உங்களுக்கு நீங்கள் எப்படி பிரயோக பிரயோகப்படுத்துவார் ஓரையிலே சுப ஓரை உப ஓரை அப்படிலாம் நிறைய உள்ளார போயிட்டே இருக்கும் அசுப ஓரைன்னு அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்திற்கு அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஓத அதிபதிகளை நீ உபயோகப்படுத்தக்கூடாது பல நேரங்களில் இந்த தனுசு லக்னத்துக்கு மட்டும் ஆறாம் அதிபதியே சுக்கரனாக இருக்கிறனால பதினொன்றாம் அதிபதியும் சுக்கரனால் இதுவே பல நேரம் சுக்கர உரை இவங்களுக்கு பாசிட்டிவ் தரும் ஏன்னா அதுவே பதினொன்று அது நல்லதும் தரும் தீயலும் தரும் அது இடைப்பட்டது எல்லாருக்குமே எங்க உங்களுடைய லக்கினாதிபதி உரை என்றுமே தீமை செய்யாது என்றுமே அந்த லக்கணாதிபதி ஓரையை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை விட நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு செயல்படுத்தி பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையோ அந்த ஓரையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் சரியாக வந்துச்சுன்னா அந்த ஓரையை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண பார்க்க முடியும் சரி ஜோட் வந்து நம்மளால் கேட்க முடியல போயிட்டு அவ்வளோ ஏதாவது கன்சல்டேஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அந்த டேபிள்லாம் வந்து கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க இல்லை ஓரை சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நான் தனியாக பதிவிட்டுருக்கிறேன் அதை எப்படின்னு பிரயோகப்படுத்தி பாருங்கள் ஓரையை என்றைக்குமே வந்து அதிகமாக நுணுக்கமாக நீங்கள் செயல்படுத்தாதீங்க ஏன்னா வந்துட்டு அதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆழ்ந்து போயிட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அடுத்த வரும் சுவாரஸ்யத்தை அதை இழந்துருவீங்க தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே ஓரையை அறிந்து வெற்றி கொள்ளுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்